வணக்கம் crude oil one minute chart இன்னைக்கு டே வந்து மே தேர்ட்டி ஃபஸ்ட் டைம் வந்து இப்போ நைன் ஃபார்ட்டி ஃபைவ் மார்க்கெட் இப்போ nine thousand two hundred range கிட்டக்க ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பனிங் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் ஸோ இப்போ மார்க்கெட்னுடைய மொமெண்டம் வந்து அந்த பாசிட்டிவ் மொமெண்டம் கண்டினியூ ஆகிட்டு பையிங் மோட்ல ஏறிட்டே தான் இருக்குது இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் டுவெண்ட்டி ஃபைவ் ஆகுது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கண்டினியூஸாக ஒரு பையிங் மொமெண்டமில் இருந்துச்சு நைன் தௌசண்ட் டூ சிக்ஸ்டி ரேஞ்செலாம் ரொம்ப ஈஸியாக பிரேக் அவுட் பண்ணுச்சு கரெக்டாக இப்போ டுவெல் டுவெண்ட்டிலேருந்து இப்போ வரைக்கும் பாருங்கள் கண்டினியூஸாக ஒரு டவுன் சின்ன சின்னதாக டவுனில் இறங்கிக்கிட்டே வந்துச்சு அந்த டவுனில் பிரேக் அவுட் ஆயிடுச்சு ஸோ அந்த பிரேக் அவுட் பார்த்தீங்க அப்படின்னா டவுன் செட் பிரேக் அவுட் ஆனதுனால நமக்கு இப்போ ஒரு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு ஸோ இந்த சார்ட்டில் எவ்ரிடே நம்ம ரொம்ப மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது டுவெல் பிஎம் தான் ஒரு ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில் ஒரு டுவெல் பிஎம்மில் என்ன மாதிரி கால் வருது ஜெனட்டார கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத ரொம்ப மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவோம் ஆக்சுவலி இன்றைக்கி ஜெனட்டாக இருக்க ஒரு ஃபஸ்ட்டு கால் கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த செல் கால் தான் வந்து ஜெனட்டாக இருக்குது செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு sell at nine two three eight அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரி பாயிண்ட் வந்திருக்கு கீழே ஃபஸ்ட்டு ரெட் கலர் லைன் தான் ஃபஸ்ட் ஆரட் இதில் பார்த்தீங்கன்னா nine two one four point nineteen ஒரு டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் காட்டுது ஸோ டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் மேலே பிரேக் அவுட் பண்ணால் தான் twenty four point reach out ஆகும் ஸோ அது எப்போ நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் செகண்ட் ரெட் கலர் லைன் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஆரட் மேலே இருக்க லைன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் லைன் இருந்து ஸ்ட்ரெயிட் ஒயிட் கலர் லைன் இருக்குல்ல அதான் வந்து என்ட்ரி பாயிண்ட்க்குரிய லைன் எவ்ரிடே இந்த சார்ட்டில் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி பிரேக் அவுட் எப்போ வருது ஸோ இது வந்து அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் கரண்ட்டில் பை கால் போச்சுன்னா நெக்ஸ்ட்டு செல் கால் தான் வரும் நம்ம வீடியோ ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்னிங் மார்க்கெட் வந்து பை காலில் இருந்துச்சு ஸோ நெக்ஸ்ட் கால் வந்தாலே செல் கால் தான் வரும் இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ டுவெல் டுவெண்ட்டி ஃபைவ் அப்புறம் தான் ஜெனரேட் ஆயிருக்கு அதுவும் இப்போ என்ட்ரி பாயிண்ட்டுக்கு மேலே தான் ட்ரேடிங் வந்து போகுது யார் வேணாலும் சரி ஜஸ்ட் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி எப்படி டெய்லி இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கேண்டிலினுடைய கலரை வச்சே உங்களால் ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம் இப்போ பாருங்கள் ரெட் கலரில் போகுது ஓகே யார் வேணாலும் பார்த்தோன்னா ஓகே ரெட் கலர் கேண்டில் பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும் இப்போ ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்குது நாம் இப்போ க்ரூடாயில் செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ நீங்கள் வந்து தாராளமாக க்ரூடாயில் என்ட்ரியும் எடுக்கலாம் என்ட்ரி பாயிண்ட் வந்து நைன் டூ த்ரீ எயிட் அதுக்கு மேலே தான் ட்ரேடிங் வந்து போகுது அதே மாதிரி இப்போ ஒரு சேஃப் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் ஃபஸ்ட் டாரெட்டில் நீங்கள் ரொம்ப ஈஸியாக வெளியே வரலாம் இல்லை கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பண்ணலாம்னு நினைக்கிறவங்க செகண்ட் டாரெட் வரலாம் இல்லை உங்கள் ஓன் ட்ரேட் பண்ணுறேன் எனக்கு ட்ரெண்ட் மட்டும் தெரிஞ்சாலே போதும் நானே வந்து டார்கெட் வச்சு ஓனாகவே ட்ரேட் பண்ணிக்குவேன்னு நினச்சிங்கனாலும் உங்களுக்கு இதில் வர ட்ரெண்டை பயன்படுத்தி நீங்கள் ஓன் ட்ரேட்ஸும் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த சார்ட்டை ஃப்ளெக்சிபிளாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி சப்போர்ட்டிங் டூலாகவும் ஒரு பயன்படுத்திக்க உங்களால் முடியும் இப்போதைக்கு ஒரு செல் கால் ஜெனரேட் ஆயிருக்கு ஜெனரேட் ஆன கால் கொஞ்சம் இப்போ தான் டவுன் சைடு இறங்க ஆரம்பிச்சிருக்கு டைம் இப்போ டுவெல் தேர்ட்டி ஆகுது வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த மொமெண்டம் அப்படியே கண்டினியூ ஆகி டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணுதா இல்லை ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுதான்ட்டு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் ஃபார்ட்டி மேலே ஆகுது ஒரு ஃபோர்டீன் மினிட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு மார்க்கெட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நைன் டு டுவெண்ட்டி ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போகுது ஆக்சுவலி ஃபஸ்ட்டு ஒரு செவன் மினிட்ஸ் அந்த செல்லிங் ரேஞ்சிலே ட்ரேடிங் போனாலும் நெக்ஸ்ட்டு ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டவுன் சைட் இறங்குது இறங்கி இப்போ பாருங்கள் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்குள்ளே first hour range break out வந்து கொடுத்துருக்கேன் ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு டுவெல் பிஎம்க்கு அப்புறம் ஜெனரேட் ஆன ஒரு ஃபஸ்ட் செல் கால் டார்கெட்டை அச்சீவ் பண்ணியிருக்கு ஒன் டுவெண்ட்டி நைன் ஆக போகுது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த செல்லிங் ரேஞ்சிலேருந்து டார்கெட்குள்ளே தான் ட்ரேடிங் வந்து கண்டினியூஸாக போய்கிட்டே இருந்துச்சு கரெக்டாக இந்த யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆக போகிற இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் மேலே வருது இதில் நமக்கு அப்பர் சைட் பிரேக் அவுட் வந்து கிடச்சிருக்கு எப்படி நமக்கு செல் கால் ஜெனரேட் ஆகல ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆச்சோ இப்போ பைக்கால் வரையில் க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு buy at nine two forty three அந்த ஸ்ட்ரெயிட் ஒயிட் லைன் வந்து அதான் இன்டிமேட் பண்ணுது ஸோ அதான் என்ட்ரி பாயிண்ட் இப்போ பை கால்றனால டார்கெட் லைன்லாம் மேலே வந்திருக்கு மேலே இருக்க க்ரீன் கலர் லைன்ஸ் தான் first target second target line கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் லைன் இதில் நமக்கு ஃபஸ்ட் டாரட் வந்து nine two sixty six point eleven அப்படின்ட்டு இருக்கு டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருக்குது so twenty four point reach out கொடுக்கணும் வெயிட் பண்ணி பார்ப்போம் இப்போதைக்கு நம்ம கிடச்சிருக்க அந்த பைக்கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ட்டு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆகுது மோர் தென் ஃபிஃப்டின் மினிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பைக்காலுக்கு வந்து நமக்கு ட்ரேடிங் வந்து போயிருக்கு பட் நல்ல வாலட்டைல் இருந்துச்சு ஒவ்வொரு கேண்டிலும் நல்ல ஒரு ஃபைவ் பாயிண்ட்ஸ் மேலே மூவ்மெண்ட் கொடுத்தாலும் ஃபர்ஸ்ட் ஆர்ட்டை பிரேக் அவுட் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு அப்பர் சைடு ஏறினது அப்படின்னு பார்த்தா இப்போ தான் டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் கொடுத்து first hour range reach out வந்து கொடுத்துருக்கேன் எவ்ரிடே இந்த சார்ட் இந்த மாதிரி உங்களுடைய கம்ப்யூட்டரில் இந்த சார்ட் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி தரும் அந்த கால்ஸை பார்த்து உங்களுடைய ப்ரோக்கர் அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணுறது மட்டும்தான் உங்களுடைய வேலையாக இருக்கும் உங்களுக்கு இந்த லைவ் மார்க்கெட் ஒரு சப்போர்ட்டிங் டூல் டக்குன்னு ஒரு ட்ரெண்டு தெரிஞ்சுக்கணுமா இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பாருங்க டக்குன்னு ஒரு கால்ஸ் வேணும்னாலும் இந்த சார்ட்டை பாருங்க உங்களுக்கு ஒரு கால்ஸ் வந்து கிடைக்கும் ஸோ இதில் நம்ம ரொம்ப மெயினாக பர்டிகுலராக ரெக்கமெண்ட் பண்ணுறது எவ்ரிடே க்ரூட் ஆயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில் ஸோ ஆஃப்டர்நூன் மார்க்கெட் தான் கொஞ்சம் நல்ல பெக்குலியராக நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆகுது அதனால தான் நம்மளுடைய டெய்லி வீடியோஸ் பார்த்துக்கிறவங்க தெரியும் ஸோ டெய்லி வீடியோஸ் எல்லாமே ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டை ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கும் உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹாயின் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் அனுப்புகிறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் Thank you.